சரி இன்னைக்கு வந்து நம்ம கதாவலரி படிக்க போறோம் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து சத்தியமேவ ஜெயதேன்னு இந்த புக்ல வந்து மொத்தம் வந்து பத்து லெசன் இருக்கு இது வந்து இந்த நாண்டிடைல் மாதிரி கதைகள் சரியா ஐ திங்க் கொஷின் பேப்பர்ல உங்களுக்கு கதையா எழுத சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஓகே படிங்க உஷா மேடம் படிங்க சத்தியமேவ விஜயத்தே சத்தியமேவ சத்தியமேவ விஜயத்தை அப்படின்னா என்ன சத்தியம்தான் விக்டரியை கொடுக்கும் ஆமா வெற்றியை கொடுக்கும் அப்புறம் கஷ்மித் அந்த வார்த்தை எனக்கு படிக்க வரலையே இல்ல இல்ல அந்த இடத்துல இந்த there is spelling mistaking actually இது வந்து கஷ்மின் சித்துன்னு இருக்கணும் கஷ்மின் சித்துன்னு இருக்கு நீங்க டெக்ஸ்ட் இருந்தா பாத்துக்கோங்க இந்த இடத்துல இந்த இஷ்யூ வரக்கூடாது இஸ் ஓகே சரியா சோ கஸ்மின் சித்து கிராமே ஆ படிங்க கஸ்மிஞ்சித் கிராமே ம். चौर्यमेव जीवनोपाधिं कृत्वा कश्चि अ, कश्चित् युवकः कालक्षेपाय दिवा द्यूतं क्रीडति स्म ம் சோ இங்க வந்து ஏக்- சத்தியமேவ ஜெயத்தே சத்தியம் தான் வந்து வெற்றியை கொடுக்கும் இதுதான் இது வந்து கதை பேஸ்ட் ஆன் திஸ் டைட்டில் கஸ்மின்சித்து கிராமே அப்படின்னா ஏதோ ஒரு கிராமத்தில் நடக்கும் இந்த கிராமேங்கிறது சப்தமியில இருக்கு அதனால வந்து கஸ்மின் சித்து இதுவே வந்து ராமஸ்ய அப்படின்றதுன்னா கஸ்ய பாலகஸ்ய அப்படின்னா கஸ்ய சித்து அப்படின்னு வரலாம் கஸ்ய சித்து கிராமஸ்ய அப்படின்னு வரலாம் சோ வந்து இங்க கஸ்மின் சித்து கிராமே ஏதோ ஒரு கிராமத்தில் சௌரியமேவ சௌரியம்னா திருடுறதுன்னு இருக்கும் தீவிங் சௌரியமேவ திருட்டையே ஜீவன உபாதிம் கிருத்வா ஜீவன உபாதி உபாதி அப்படின்னா உங்களுக்கு வந்து லிமிட்டிங் அட்ஜென்ட் நடத்தும் இன் ஜென்ரல் இந்த இடத்துல ஜீவன உபாதி அப்படின்னா அவனுடைய டே டு டே லைஃபுக்கு ஜீ வாழ்க்கையை நடத்துவதற்கு நடத்தும் ஆத கிருத்வா இருட்டையே ஒரு தொழிலாக வைத்து கொண்டு கஷ்டித் யுவகா ஏதோ ஒரு யுவகா யுவகானா ஒரு எங்கு காலக்ஷேபாய அண்ட் மேலும் என்ன பண்றான் ஜீவன உபாதிக்கு வந்து சௌரியம் வாழ்க்கை நடத்துறதுக்கு day to day life bread and பட்டருக்கு வந்து சௌரியம் காலக்ஷேபாய பொழுது போன போனோம் அந்த போது போறதுக்கு எது அப்படின்னா திவா காலையில தியூதம் கிரீடத்தீஸ்ம ஸ்ம தியூதம்னா கேம்பிளிங் கேம்பிள் பண்ணிட்டு இருப்பான் சீட் ஆடுறதுன்னு இப்போ அந்த அந்த காலத்துல வந்து உங்களுக்கு கேம்பிள்ங்கிறது டைஸ் ரோலிங் தான் கேம்பிள் தாயகட்ட திவா தியூதம் கிரீடத்தீஸ்ம ஸ்ம திவாங்கிறது என்னது எதுல இருக்கு திவா இருக்கா நைட் சோ காலக்ஷேபாய திவா ஸ்ம சோ காலையில என்ன பண்றான் காலக்ஷேபாய காலத்தை கழிப்பதற்கோசரம் அப்படின்னு டு ஸ்பெண்ட் டைம் போது போறதுக்கோசரம் தியூத்தம் அப்படிங்கிறது கேம்பிளிங் தாயகட்டை கிரீட தீஸ்ம ஸ்மா போட்டா என்ன கிரீடத்திக்கு வந்து கிரீடத்திக்கு வந்து எப்படி பாஸ்டன் லங் என்னது அக்ரீடத் அக்ரீடத் வெரி குட் சோ கிராமே சௌரியமேவ ஜீவன உபாதிம் கிருத்வா கஷ்டித் யுவகா காலக்ஷேபாய திவா தியூதம் கிரீடதி ஸ்ம அடுத்தது படிங்கோ एकदा कश्चित् महापुरुषः बहून् प्रापञ्चिकान् आध्यात्मिकान् च विषयान् बोधयति स्म ஆஹ் ஏகதா ஏகதான ஒரு சமயம் ஒன்ஸ் கஷ்டித் மகாபுருஷः ஏதோ ஒரு மகாபுருஷர் பகூனு பிராபஞ்சிகானு நிறைய பிரப பிரபஞ்சகா அப்படின்னா உலகம்னு அர்த்தம் பிராபஞ்சிகா அப்படின்னா பிரபஞ்ச சம்பந்தகான்னு அர்த்தம் பிர- உலக விஷயங்களை பற்றி ஆத்தியாத்மிக பகூனு பிராபஞ்சிகானு ஆத்தியாத்மிகானு ச உலக விஷயங்களை பற்றியும் ஆத்தியாத்மிகானு ஆத்தியாத்மிகா அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி அத பத்தி அத பத்தியான விஷயானு விஷயங்களை போதையதி ஸ்ம அவர் வந்து போதிச்சுட்டு இருந்தார் he was preaching about about this things and also about spirituality சொல்லு ஸ்வேதா இல்ல அதான் வேர்ல்லி matters worldly matters and spiritual side ரெண்டு ரெண்டு விஷயத்தையும் தீஸ்ம சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் மோக்ஷ பிராப்தி ரேவ மாணவ ஜென்மனோ லட்சியம் லட்சியம் மோக்ஷ பிராப்தி ரேவ மோக்ஷம் அப்படின்னா லிபரேஷன் அந்த மோட்ச பிராப்தி ரேவ அந்த லிபரேட் ஆறுது அப்படி அதை அடைவது என்பதே மாணவ ஜன்மனக லட்சியம் லட்சியம்னா கோல் ஏம் சோ மாணவ ஜென்மனகா லட்சியம் எது அப்படின்னா மோ மோக்ஷ பிராப்தி ரேவ இந்த மனுஷனா மனிதனா ஜீவனா நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இகசம்சாரே பகுதுஸ்தாரே கிருப்பையாவாரே பாகி முராரே பஜகோவிந்தம் இருக்கணும் சோ வந்து புனர் அம்மா வயசு திருப்பி திருப்பியும் அம்மா கிட்ட பிறக்கிறது புனரபி ஜனனம் புனரபி மரணம் பிறக்கிறது திருப்பி இறக்குறது புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் ஜனனினா அம்மா திருப்பி அம்மாவினுடைய ஜட்டரேனா வயிறு வயத்துல சயனம் தாச்சின்னு இருக்கோம் இப்ப இதுவேதான் நம்ம பண்றதுக்கு நம்ம பிறக்கல இங்க பிறந்திருக்கோம் அப்படின்னா இனிமே பிறக்கப்படாது அதுக்குதான் இப்ப பிறந்திருக்கோம் புரியுறதா சோ அந்த மாணவ ஜென்மனகா லட்சியம் அந்த மனுஷனா பிறக்க ஜீவனா பிறக்கிறதுனுடைய லட்சியம் என்ன மோட்ச பிராப்தி ரேவ மோட்சத்தை அடைவது என்பதுதான் அதான் அப்புறம் அதர்த்தம் சத்குணக வந்து உங்களுக்கு மாணவ ஜன்மரகாங்கிறது சஷ்டியில இருக்கு மனிதனுடைய ஜன்மா ஜன்மாவினுடைய லட்சியம் சரியா ஜன்ம ஜன்மனி ஜன்மானி ஜன்ம ஜன்மனி ஜன்மானி ஜன்மனஹ அப்படிங்கிறது உங்களுக்கு சஷ்டியில இருக்கு ஏகவச்சம் சரியா ஜன்மனஹ லட்சியம் ஜன்மாவினுடைய லட்சியம் ஓகேவா அப்புறம் ததர்த்தம் சத்குணக சத்குணாக என்னது சத்குணாக ப்ளூரல்ல இருக்கு ததர்த்தம் சத்குணாக சத் பிரவர்த்த பிரவர்த்தனம் ச ஆவசியகம் இத்தியேவம் சர்வ சுபோதகம் சுருச்சி சுருச்சிரம் ஆத்தியாத்மிக ஆத்தியாத்மிக போதனம் கரோதி ஸ்ம அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா மோட்ச பிராப்திரேவ மாணவ ஜென்மனகா லட்சுமியாம் பிராப்தி தான் மனுஷனுடைய அந்த ஜென்மாவனுடைய கோலு ததர்த்தம் அதுக்கோசரம் ஃபார் தட்னு அர்த்தம் சத்குணாகா நல்ல குணங்கள் சத் பிரவர்த்தனம் ச அவசியகம் சத் நல்ல குணங்கள் சத் பிரவர்த்தனம் அப்படின்னா சன்மார்க்கே பிரவர்த்தனம் இத்தர்த்தகா நல்ல வழியில் செல்வது சரியா ச அவசியகம் important. It is important to have good qualities and also to go on the choose the right path. Mm. ஏவம் இந்த மாதிரியான சர்வ சுபோதகம் நல்ல எல்லா சுபோதகம்னா சோபனம் போதகம் நல்ல சுஷ்டு நல்ல விஷயங்களையும் சுருச்சிரம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களையும் விஷயங்களோட இருக்கின்ற ஆத்தியாத்மிக போதகம் சோ இது போதனம்ங்கிறது இந்த ஆத்தியாத்மிக போதனம்க்கு இது ரெண்டும் அப்ஜெக்டிவ் சர்வ சுபோதகம் ஆத்தியாத்மிக போதனம் சுருச்சிரம் ஆத்தியாத்மிக போதனம் கரோதி ஸ்ம சோ நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ ஸ்பிரிச்சுவாலிட்டி சம்பந்தப்பட்ட அதுக்கப்புறம் சுருச்சிரம் ரொம்ப சுவாரஸ்யத்தோடு இருக்கின்ற அந்த ஆத்தியாத்மிக போதனம் கரோதி ஸ்ம அவர் செஞ்சுட்டு இருந்தார் அப்புறம் तस्करयुवको अपि तस्य प्रसङ्गं श्रोतुं गत्वा सर्वैः सह आसीनः आसीत् தஸ்கர யுவகோபி தஸ்கரன்னா திருடன் இருக்கும் தீஃப் தஸ்கரஹா புல்லிங்கன் தஸ்கர யுவகோபி அந்த திருட்டு அந்த ஆள் இருக்கான் பாருங்க யுவகானா எங்கு அவன் அவனும் கூட கஸ்ய கஸ்யங்கிறது கஸ்ய அந்த மகாபுருஷஸ்ய மகாபுருஷ மகாபுருஷருடைய பிரசங்கம்னா லெக்சர் அதை ஸ்ரோத்தும் கேட்பதற்காக துமன் பிரத்தியத்துல இருக்க தத்வா போய்விட்ட பிறகு சர்வைகி சகா எல்லோரோடும் கூட ஆசீனக ஆசீத்து உட்கார்ந்து கொண்டவனாக இருந்தான் புரியுறதா உங்களுக்கு சர்வைகி அப்படிங்கறது எதுல இருக்கு என்ன விபக்தி எதை வச்சு சொல்றேன் சக சக திருத்தியா பக்தி வரும் சூப்பர் சகாவாக்கி வரும் ஈவன் அதுவே உங்களுக்கு சப்தம் தெரியும் இல்லையா தஸ்கர யோகோபி தஸ்ய பிரசங்கம் ஸ்ரோத்தும் கத்வா சர்வைகி சக ஆசீனக ஆசீத் எல்லாரோடும் சேர்ந்து உட்கார்ந்தவனாக இருந்தான் சோ இந்த ஆசீனகங்கிறதும் உங்களுக்கு புல்லிங்கம் ஏகவச்சனம் அது வந்து தஸ்கரனுக்கு போறது சரியா இருக்கா ஆஹ் அப்புறம் अभिभाषणानन्तरं सर्वे शो- श्रोतारः गताः அபிபாஷணானந்தரம் அபிபாஷணம்ங்கிறது பாஷணம்ங்கிறது இன் ஜெனரல் பேசுறது அபிபாஷணம்ங்கிறது அந்த லெக்சர் அதுக்கப்புறம் அனந்தரம் அபிபாஷணஸ்யானந்தரம்னு அர்த்தம் அதுக்கப்புறம் சர்வே ஸ்ரோதாரஹா எல்லா ஆடியன்ஸும் ஸ்பெக்டேட்டர்ஸ்னு அர்த்தம் ஸ்ரோதாரஹா ம். உங்களுக்கு வந்து பிதா பிதரோ பிதரஹ மாதிரி இங்க வந்து ஸ்ரோத்ரு சப்தம் ஸ்ரோதா ஸ்ரோதாரோ ஸ்ரோதாரஹ எல்லாரும் வந்து கதா கதாகா போயிட்டாத்துக்கு கதாகாங்கிறது இத்த பிரத்யம் கதா கதௌ கதாகா ஸ்ரோதாரக கதாகா சர்வே ஸ்ரோதாரக கதாகா எதுக்கப்புறம் அபிபாஷணானந்தரம் சர்வே ஸ்ரோதாரக கதா சரியா இருக்கா அப்புறம் தஸ்கரஸ்ததா மகாபுருஷஸ்ய சமீபமேத்ய பாதையோகோ பதித்வா சுவாமின் மாமாம் மாமபி கிருபயா தவ சிஷ்யேஷு அந்யதமம் அங்கீகரு அங்கீகுரு அங்கீகுரு இது பிரார்த்தயத்து பிரார்த்தயத்து தஸ்கரஹ தஸ்கரஹ ததா தஸ்கரஸ் ததா விசர்கம் சந்தி இந்த தஸ்கரகாக்கு அப்புறம் இருக்கிற அந்த விசர்க்கம் வந்து இங்க சகாரமா போயிடுது தஸ்கரக அந்த திருடனானவன் ததா அப்படின்னா அப்பொழுது மகாபுருஷஸ்ய மகாபுருஷர்களுடைய சமீபம் பக்கத்தில் ஏத்திய அடைந்து சரியா ஏத்தி அப்படிங்கிறதுதான் உங்களுக்கு லட்டு லகாரம் இங்க வந்து லெப்ல இருக்கு சமீபம் ஏத்திய சமீபத்தை அடைந்து பாதையோகோ அவர் அவருடைய கால்கள் இரண்டிலையும் டியூவல் பதித்துவா விழுந்து விட்ட பிறகு சுவாமின் ஹே சுவாமி மாமபி என்னையும் கூட கிருபையா தயவு கூர்ந்து தவ உங்களுடைய சிஷ்யேஷு சிஷ்யர்களுக்குள் அந்நியதமம் ஒருவராக அங்கீகுரு ஏற்றுக்கொள்ளுங்கள் இது பிரார்த்தையத் என்று வேண்டிக் கொண்டார் அங்கீகுரு அப்படிங்கிறது கரோ அங்கீகாரம் பண்றது ஆமா அங்கீகாரம் பண்ணிக்கிறது என்ன லக்காரம் அங்க லோட்டு ಲೋಟ್ಲಕಾರ ಅಂದಾಜ ನೀವು ಅಂಗೀಕರು ಇತಿ ಪ್ರಾರ್ಥಯತೆ ಪ್ರಾರ್ಥಿಚಾರ್ ಲಂಗ್ ಅದು இல்லையா குட் அதான் சரியா இருக்கா ஒருனா டேக் மீ ஆண்டி என்ன சொல்றது என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல புரியுது புரியல அங்கி அங்கி குருனா நீங்க accept me as one of your snakes okay ஏற்றுக்கொள் so taskaraha the thief tada during that time he went near the saint or the great mm. man and he fell he prostrated before him and requested him to accept him as one of his students seriya idhi prarthayate apra endru vendi kondan apra vatsa tvam kim taroshi itya prichat guruhu swamin aham diva dyutam kelami Rapra Chauryam Karomi Iti பிரத்யவத சோரக வத்ச துவம் கிம் கரோஷி இது அபிருச்சத்து குருஹு வத்ச அப்படின்னா குழந்தை துவம் நீ கிம் கரோஷி நீ என்ன பண்ற இது அபிருச்சத்து என்று கேட்டார் குரு குருஹு அபிருச்சத்து பிருச்சதியோட பாஸ்டன்சர் சுவாமின் அகம் திவா தியூதம் கேளாமி ராத்திரோ சௌரியம் கரோமி இது பிரத்யவதத்து சோர ரொம்ப கிளியரா சொல்லிட்டான் சுவாமி அஹம் நான் I play gambling during the day and I I do thieving in the night திருடுவன் சரியா அஹம் திவா தியூதம் கேளாமி ராத்திரோ ராத்திரோங்கிறது சப்தமி அதுல சௌரியம் அந்த திருட்டை கரோமி இது பிரத்யவதத்து சோரகா என்று பதில் உரைத்தான் அந்த திருடன் so the thief replied that he plays gambling during the day and he does thieving in the night சரியா தஸ் ஹி ரிப்ளைட் அதுக்கப்புறம் திக் திக் கதமே தா தாகிருஷம் துர் துர்வினி தசிஷ்யம் ஸ்வீகரவாணி அவசியம் தவ பிரவருத்திஹி தியாஜயா இத்யுத்வான் குருஹு ஆ திக் திக் அப்படின்னா சீச்சி என்னது இது கதம் பிளஸ் ஏதாதிருஷம் கதமேதா கதம் ஏதாதிருஷம் கதம் ஏ கதமேதாதிருஷம் கதம்னா எப்படி எவ்வாறு ஏதாதிருஷம் இப்படி இருக்கின்ற துர்வினீத சிஷ்யம் கொஞ்சம் கூட ஒரு வினீத பாவமே கிடையாது வினீதம்ங்கிறது இன் ஜென்ரல் ஹம்பிள் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு ஒரு நல்ல குணமே இல்லாததுன்னு எடுத்துக்கோ ஏன்னா இங்க வந்து அவன் வந்து துர்வினீதனா இருக்கிற வினய துர்வினீதன் அப்படிங்கிறது கெட்ட புத்தி கெட்ட காரியத்துல ஈடுபடுறவன் இந்த மாதிரி ஒரு துர்வினீத சிஷ்யம் ஸ்வீகரவாணி how do I take student like you ஸ்வீகரவாணி அப்படிங்கிறது உங்களுக்கு லோட்டு இல்லையா கிரு தாத்துனுடைய கரவாணி உத்தம புருஷ ஏகவச்சனம் எப்படி நான் எடுத்துப்பேன் அவசியம் தவ பிரவருத்திகி தியாஜ்யா பிரவருத்திகி அப்படின்னா whatever you are involve in அது வந்து தியாஜ்யா பிரவருத்திகிங்கிறது ஸ்ரீலிங்கம் அதனால தியாஜ்யான்னு வந்திருக்கு have you have to leave this habit அவசியம்னா நிச்சயன நிச்சயமா தவ பிரவருத்திகி தியாஜ்யா உன்னுடைய இந்த involvement in these work should be you should stop it சரியா இது உக்தவான் குரு என்று கூறினான் இந்த உக்தவான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தவத்தூன்னு ஒரு பிரத்தியம் அது அதுக்கு வந்து இப்ப எப்படின்னா அவதத்து அப்ரிச்சத்து அகரோத்து இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து வேர்பு இல்லையா காரத்துல இருக்கு பாஸ்டன்ஸ்ல பட் இதுக்கு வந்து நான் ஜெண்டர் கிடையாதுன்னு சொன்னேன் ஆனா அதுவே வந்து இந்த தவத்து இக்த இந்த பிரத்தியம் எல்லாம் வரும்போது அதுக்கே வந்து ஜெண்டர் வரும் இப்ப இதி உக்தவான் அப்படின்னு சொல்லும் பொழுது உக்தவான்ங்கிறது சொன்னான் அப்படின்னு அர்த்தம் சக உக்தவான் சக சோரக சக குருஹு இது உக்தவான் குருஹு என்று குரு சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுவே ஸ்ரீலிங்கத்துக்கு வரும்போது உக்தவதி அப்படின்னு வரும் நபும்சக லிங்க லிங்கத்துக்கு வரும்போது உக்தம் அப்படின்னு வரும் உக்தவத்து உக்தவான் உக்தவந்தௌ உக்தவந்தகா இதுக்கு சப்தம் இருக்கு ஏழு சப்தம் ஏழு ஏழு சப்தமி ஏழு இது போட்டு சரியா ஆ சொல்லு ஆண்டி துர் துர் துர்வினீத சிஷ்யம்னா என்ன அர்த்தம் சொன்னீங்க துர்வினீத சிஷ்யம்னா கெட்ட சுபாவத்தோட இருக்கின்ற ஒரு student with all endowed bad habits bad qualities ah qualities okay சரியா ಸ್ವೀಕರವಾಣಿ அவசியம் தவ ಪ್ರವೃತ್ತಿ தியாஜ்யா ஓகே இது உக்தவான் குரு சோ குரு தஸ் த குரு ஆஸ்டன் நீ உற்றணும் அந்த இதெல்லாம் அப்படின்னு சரியா அப்புறம் மேல மகாத்மன் ந சௌரியம் கதாபி மயா தியாஜ்யம் பவேத் ஆ மகாத்மன் ந சௌரியம் ந கதாபி மயா தியாஜ்யம் சௌரியம்ங்கிறது திருடு இந்த திருட்டை வந்து நான் என்னால கதாபி நான் எப்பவுமே மயான தியாஜ்யம் என்னால் விடப்பட முடியாது ஐ கெனாட் லீவ் இட் இதுல பாசிவ்ல இருக்கு மயான தியாஜ்யம் என்னால் விட முடியாதது எது அப்படின்னா சௌரியம் தியாஜ்யம் என்ன சொன்னேன் தெக்தும் யோகியம் தியாஜ்யம் இங்க வந்து ந கதாபி தியாஜ்யம் என்னால ந தெக்தும் யோகியம் சரியா என்னால எப்பயுமே அது வந்து விடப்படாது தியாஜ்யம் ஐ கேன் தியாஜ்யம்ங்கிறது தியக்தும் யோகியம் one can be one that can be left but இந்த இடத்துல ந தியாஜியம்னு இருக்கிறதுனால விடப்பட முடியாது என்னால பவேத் பவேத்துங்கிறது உங்களுக்கு விதிலிங்க தமிழ்ல என்ன தியாஜியமா வந்திருக்க அப்படின்னு கேட்போம்ல என்ன விஷயமாங்கிற மாதிரி தியாஜ்யம் தப்பா <laughs> தப்பா யூஸ் பண்றோம் ஓகே பல கலோக்கியல் யூசேஜஸ்ல அதுவும் அதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல நான் சௌரியம் கதாபி மயா தியாஜ்யம் பவேத் அதுக்கப்புறம் ததேவ மம விற்பிகி குடும்ப ச கிமப்யன் என்மயா ந நியாயத்தே ததேவ மம அந்த சௌரியம் இருக்கு பாருங்க ததேவனா சௌரியமேவன்னு அர்த்தம் அந்த சௌரியமேவ மம அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய பொழப்பு என்னுடைய டே டு டே உழைப்பு என்னுடைய பிரெட் அண்ட் பட்டருக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சௌரியம் தான் சரியா விற்த்திகி அப்படிங்கறது என்னுடைய வேலை தட் இஸ் மை ஒர்க் அதான் என்னோட ஜீவன உபாதியே குடும்ப போஷனாய என்ன குடும்பத்தினுடைய குடும்பசிய போஷணம் சோ என்னுடைய குடும்பத்தை போஷனாய அப்படின்னா என்ன குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ச கிமபி அந்நத்து அந்நத் மயான நியாயத்தை கிமு அபி பிளஸ் அந்நத்து மயா இவ்வளவு வார்த்தை இருக்கீங்க ஆஹ் இங்க சாட்ல அடிக்கிறேன் உங்களுக்கு கிம் அபி அந்நத்து மயா சரியா கிம் பிளஸ் அபி கிமபி கிமபி பிளஸ் அந்நத்து கிமப்யன்யத்து அங்க என் சந்தி சேர்ந்திருக்கு அந்நத்து பிளஸ் மயா அந்யன் மயா அந்த தகாரம் வந்து நகாரமா போயிடும் அதுவும் ஹல் சந்தி சரியா ஓகேவா சோ எனக்கு இதை தவிர அவர் ஒண்ணுமே கிடையாது நியாயத்தே மயா பாசிவ்ல இருக்கு ஆஹ் இது ஆக்டிவ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன் சான்ஸே இல்ல இல்ல என்னால் ஜஸ்ட் தமிழ்ல யோசிச்சு பாருங்க என்னால் எதுவும் அறி எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு என்னால விட முடியாது எது என்னால விட முடியாது ஆஹா அப்படி இல்ல மயா கிமபி நியாயத்தேன்னு அர்த்தம் என்னால் எதுவும் அறியப்படவில்லை ராஜலட்சுமி ட்ரை பண்றடா ஆக்டிவ்ல ஸ்வேதா எனக்கு ந ஜானாமி மயா ந நியாயத்தை அகம் கிமபி ந ஜானாமி எனக்கு எதுவும் தெரியாது மயா கிமபி ந நியாயத்தை என்னால் எதுவும் அறியப்படவில்லை அதர் தேன் திருடுறது தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு புரியுதா ஓகே பண்ணாட்டி இட்ஸ் ஓகே இட்ஸ் நாட் அப்புறம் மேல படிங்க யூதக காலக்ஷேபாய ஸ்வீகிருதோ வினோத ஏவ ஆஹ் சோ வந்து அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான் ஃபர்ஸ்ட் திருட்ட விட முடியாது ஏன்னா என்னோட ஜீவனம் திருடாலதான் என் குடும்பத்தை நான் வந்து அதனாலதான் காப்பாத்துறேன் இந்த தொழிலை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது நெக்ஸ்ட் வந்து கம்ஸ் டு கேம்பிளிங் தியூதகா நான் வந்து கேம்பிளிங் எதுக்கு பண்றேன்னா காலக்ஷேபாய டு ஸ்பெண்ட் மை டைம் காலக்ஷேபாய ஸ்வீகிருதா வினோதா வினோதானா ஜென்ரலி வந்து சிரிப்பு ஹாப்பினஸ் இங்க வந்து pastime entertainment the entertainment that i have chosen to spend my time is gambling புரியுதா சோ தியூதகனா கேம்பிளிங் காலக்ஷேபாய த்வீதக தியூதக ஸ்வீகிருதக ஸ்வீகிருதகங்கிறது இக்த பிரத்யத்துல இருக்கு தியூதக ஸ்வீகிருதக கேம்பிளிங் ஹாஸ் பீன் டேக்கன் எதுக்கோசரம் காலக்ஷேபாய வினோதக ஏவ சோ ஸ்வீகிருதக வினோதக இந்த ஸ்வீகிருதகக்கு இதுவா போறது வினோதக தியூதக வினோதக தியூதக வினோதக ஸ்வீகிருதக இந்த கேம்பிளிங் ஆனது என்டர்டைன்மெண்டாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எதுக்கோசரம் காலக்ஷேபாய to pass my time to spend time pass time கோசம் அது சதுர்த்தியில இருக்கு சரியா ஐயா தம் வினா திவா மே காலக கதம் கச்சதி அத்த யூதோ தியக்தும் அவசிய அவ அசக்கிய ஏவ ரொம்ப கிளியரா கிளாரிட்டியோட இருக்கும் தம் வினா தம்னா அந்த தியூதம் அந்த தியூதம் வினா திவா மே காலக கதம் கச்சதி மே காலக மேங்கிறது என்னது மே காலக மம மே வெரி குட் யார் சொன்னா ஓகே மம க மம காலக மம மே ஆவயோகோ நவ் அஸ்மாக்கம் நக ச மே காலக என்னுடைய காலக தம் வினா தம்னா தியூதம் வினா அந்த தியூதத்தை தியூதம் இல்லாமல் வினா வித்தவுட் கேம்பிளிங் திவா டியூரிங் த டே மே மை காலக டைம் கதம் கச்சதி how will I spend my time during the day without playing gambling ரொம்ப கிளியரா இருக்கும் அத ஹென்ஸ் அதனால் தியூதோ அபி தியக்தும் அசக்கிய ஏவ அதனால என்னால I cannot leave gambling also அப்படின்னா தியூதா பிளஸ் அபி தியூதோபி தியக்துங்கிறது என்னத தியக்தம்னா துமல் பிரத்யா திரும்பி விட முடியாது வெரி குட் அசக்யா சக்யா அது எதுக்கு எதை வந்து இது பண்றது சக்னோதி சக்னோதி இதுல வருமா அது கரெக்ட் அது எதுக்கு அட்ஜெக்டிவா வருது யூதஹ அசக்யா தியக்தும் அசக்யா இத்யுக்தம் சோரேன இது வந்து அட்ஜெக்டிவா வரல அத ஜஸ்டிஃபை பண்றது யூதஹ அசக்யா தியக்தும் அசக்கியா இத்தியுக்தம் சோரேன சோரேன உக்தம் சோரனால் சொல்லப்பட்டது உக்தம்ங்கிறதும் உங்களுக்கு யுக்த பிரத்யம் சோரேன உக்தம்ங்கிறது பாசிவ்ல இருக்கு சோரஹா உக்தகா பாட்டகா படித்தகா மாதிரி இங்க வந்து சோரேன உக்தம் திருடனால் சொல்லப்பட்டது என்ன சொல்லப்பட்டது இதெல்லாம் சொல்லப்பட்டது ஆத்மன் சௌரியம் கதாபி மயா தியாஜ்யம் பவேத் ததேவ மம விற்பி குடும்ப போஷணாய கிமபி அந்நத் மயா ந द्यूतः कालक्षेपाय स्वीकृतः विनोदः एव तं विना दिव्या दिवा मे कालः कथं गच्छति अतः द्यूतोऽपि त्यक्तुम् अशक्य एव इत्युक्तं चोरेण சரி இருக்கா அடுத்தது चोरः यथार्थं बनति बनतीति महापुरुषो ज्ञात्वा ம், सन्तु सन्तु सन्तृप्तो अभवत् ம், परं तेन किञ्चिदपि नोक्तुम् உம் உம் உம் சரி சோரக யதார்த்தம் வனதி அப்படின்னா உள்ளத யதார்த்தம் அப்படின்னா உள்ளத உள்ளபடி பேசுறான் யதார்த்த வக்தான்னு சொல்லுவான் இருக்கிறது இருக்கிறபடி சொல்றது யதார்த்தம் வனதி வனதிங்கிறது உங்களுக்கு லட்டுல இருக்கு சொல்றான் ஸ்பீக் வனதி பிளஸ் இதி பணத்தி இதி சவர்ண தீர்க்கத்துல இருக்கு சோ சோரக யதார்த்தம் வனதி இதி மகாபுருஷா ஞாத்வா சந்திருப்தா அபவத் சரி இவன் வந்து இருக்கிறது தனக்கு என்ன தோன்றதோ பொய் சொல்லாம இருக்கிறத சொல்றான் அப்படிங்கறத ஞாத்துவா அறிந்து விட்ட பிறகு மகாபுருஷா சந்திருப்தா அபவத் அவர் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சந்திருப்தகானா சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டான்லாம் இல்ல இவன் இப்படிதான் அப்படின்னு முடிச்சுட்டார் ஓகே சரியா அப்புறம் சந்திருப்தா பிளஸ் அபவத் சந்திருப்தோ அபவத் ஓகேவா நீங்க ஞாத்துவா வந்து உங்களுக்கு என்னது ஞா அந்த ஜானாதி இருக்கு பாருங்க தானீதா ஜானந்தி ஞாதாத்தோட துவா பிரத்யா கரெக்ட் அப்புறம் பரம் தேன கிஞ்சதபி நோக்தும் உத்தம் பரம் ஆனா பரம்னா பட் ஆனால் தேன தேனனா கேன மகாபுருஷேன தேன மகாபுருஷேன கிஞ்சிதபி நான் உத்தம் ஒண்ணுமே சொல்லல அவர் he remained quiet अब्रौ पुनरपि चोरः तस्य पादयोः शिरः निधाय स्वामिन् अनुग्रहं करो कुरु मां शिष्यं कृत्वा तव बोधामृतेन समृद्धरः समृद्धर समुद्र इति समुद्र अल्ल समुद्धर समुद्धर इति साक्षुरु अवादीत् அவாதி சோ மேலும் என்ன அப்படின்னா அந்த சோரக சாரி அந்த புனரப்பி சோரக திரும்பியும் அந்த சோரன் திருட என்ன பண்ணான் அப்படின்னா தஸ்ய பாதையோகோ தஸ்யனா மகாபுருஷ அவருடைய பாதையோகோ அந்த ரெண்டு பாதங்களிலும் சிரக நிதாய சிரகங்கிறது தலைய தலையை வைத்து விட்டு திவ்யா விபக்தி ஏக வசனத்துல இருக்கு சிரக சிரசி சிராம்சி சிரகா நிதாய நிதாயங்கிறது லெப்புல இருக்கு தாங்கிறது தாத்து நீங்கிறது அங்க வைத்து விட்ட பிறகு சுவாமின் சுவாமியே அனுகிரகம் குரு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க பிளஸ் மீ என்ன அப்படின்னா மாம் சிஷ்யம் கிருத்வா என்னை சிஷ்யனாக எடுத்துக்கொண்டு சிஷ்யனாக ஆக்கிவிட்ட பிறகு தவ போதாமிருத்தேன உங்களுடைய போதம்னா உபதேசம் உபதேசம்ங்கிற ஒரு அமிர்தத்தினால உபதேசா ஏவ அமிர்தா அதாவது உங்களுடைய குட் சேயிங்ஸ் அர்த்தம் அதனால சமுத்தர அப்படின்னா நான் அழிஞ்சுட்டு இருக்கிறேன் என்னை வந்து மேல எடுத்துன்னு உத்தர சமுத்தர அப்படிங்கிறது உங்களுக்கு லோட்டுல இருக்கு சரியா சமுத்தர என்ன வந்து மேல எழுப்பி விடுங்க அதாவது என்ன சொல்றது எலிவேட் பண்ண வைங்க என்ன இது சாஸ்ரு அவாதீத் அஸ்ருனா அஸ்ருவோட சாஸ்ருஹு அப்படின்னா அஸ்ருவோட கண்ல ஜலத்தோட அவாதீத் சொன்னான் அவாதீத்துங்கிறது என்னது சரி எந்த லக்காரம் அவடிட்டு லங்ல லங்ல காரணம் தப்பு வாடிட்டு எது பாஸ்ட் பாஸ்ட் வந்து ஆசித் ஓ லுங் லுங் அவாதித் ஓகே லுங்கு நீங்க கத்து கொடுக்கல அவாதித் லுங்கு நான் சொல்லிருக்கேனே நிறைய தடவை சொல்லிருக்கேன் ஆனா அது நம்ம படிக்கல அதனால சப்தம் வந்து நீங்களே தான் படிச்சுக்கணும். வெரி வெரி ஈஸி ஞாபகம் இல்ல அதான் அது சரி அவாதீத் ஓகே அ- நெக்ஸ்ட் महापुरुषः उवाच पाडं तव दुर्गुणेषु कम् कमप्येकं त्यज त्यज त्वां शिष्यम् अ- अङ्गी अङ्गीकरिष्यामि மகாபுருஷா உவாச்ச உவாச்சங்கிறது என்ன லக்காரம் तो- இது வாட்சா சொன்னான் பாஸ்ட் டென்ஸ் லங்லாக்கார் ராஜலட்சுமி மேடம் வாச்ச என்ன லக்காரம் பாஸ்ட் டென்ஸ் ஆ அது சரி லகாரம் అర్జున ఉవాచ சரி உவாச்ச லிட்டுல இருக்கு உவாச்ச ஊச்சதுஹு ஊச்சுஹு லிட்டு பாஸ்டன்ஸ்ல இருக்கு நாங்க ஐ தாட் நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் ராஜலட்சுமி மேடம் லிட்டு பிரயோகம் கொஞ்சம் பாத்திருக்கேன்னு நீங்க நம்ம லிட்டு நிறைய பாத்திருக்கோம் ராமகத்தால லிட்டு நான் சொல்லி தரலன்னு யாரும் சொல்ல முடியாது இல்ல இல்ல குவைட்டாக இருந்தேன் மகாபுருஷா மகாபுருஷன் சொன்னார் சரியா வந்து உங்களுக்கு வந்து லிட்டுல இருக்கு பிரதம புருஷ ஏகவச்சனம் அண்ட் பரஸ்மை பதத்துல இருக்கு உவாச்ச பாடம் போரும் தவ துர்குணேஷு கமபி ஏகம் தியஜ உன்கிட்ட இருக்கிற துர்குணேஷு அப்படின்னு கெட்ட புத்திகளில் கெட்ட ஹேபிட்ஸ்ல among the bad habits you have கமபி ஏகம் தியஜ யூ லீவ் ஒன் சரியா தியஜாங்கிறது லோட்டுல இருக்கு சோ வந்து கமபி ஏகம் கம்மு அபி ஏகம் மூணு வார்த்தை இருக்கு கமப் ஏகம் இந்த வார்த்தை பாருங்க கம்மு பிளஸ் அபி கமபி கமபி பிளஸ் ஏகம் கமப் ஏகம் மூணு வார்த்தைகள் சேர்ந்திருக்கு ஏதோ ஒண்ணுதான் தியஜ விட்டுடும் துவாம் சிஷ்யம் அங்கீகரிஷாமி உன்னை வந்து சிஷ்யனாக நான் ஏத்துக்கிறேன் ஏதாவது ஒண்ணுத்த விட்டுடும் நீ அப்படின்னு சொல்றார் சரியா அங்கீகரிஷாமி பாடம் பாடம்னா போறோம் இனஃப் அவன் வந்து இவ்வளவு பேசுறானோ என்ன என்னோட ஜீவன உபாதி இதுதான் இருந்தாலும் பிளீஸ் என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னு இவ்வளவு பேசணும்னே போருங்கிறான் பாடம் நிறுத்து தவது குர்குணேஷு கமபி ஏகம் தியஜ உன்கிட்ட இருக்கிற கெட்ட குவாலிட்டிஸ்ல எதையும் உங்கத்த விட்டுடும் துவாம் சிஷ்யம் அங்கீகரிஷாமி I accept I will take you as my student சரியா அங்கீகரிஷாமி என்ன லகாரம் ரெட் ரகார future tense very good ah very good படுங்க அடுத்தது ஆட்டிங்க தியஜங்கிறது என்ன இதிலிங்க தியஜ தியஜ வந்து லோட் ஓ தியஜ தூ தியஜ கமாண்ட் தியஜ லீவ் இல்ல கமாண்டிங்கா இல்ல லைக் விடு நீ விடுன்னா ஜென்ரலா விடுங்கிறதுலாம் விஜிலிங் தானே இல்ல இந்த இடத்துல லோட்டுக்கு லோட்டுக்கும் உனக்கு சம்டைம்ஸ் ஆர்டர்ல வருமே அர்த்தம் பட்ட லிக அதெல்லாம் சத்தியம் வத தர்மம் சர அதெல்லாம் லோட்டு தானே இந்த பேட் ஹேபிட்ஸ விடு அப்படிங்கறத ஆர்டர்ல சொல்றாரு ஆமா அப்புறம் துவாம் சிஷ்யம் அங்கீகரிஷாமே உன்னை என்னுடைய ஸ்டூடெண்டாக நான் ஒத்துக்கிறேன் ஏத்துக்கிறேன் அப்புறம் மகாபாக் க்ஷணம் மகாபாக க்ஷணமேதத் ஆரபிய அசத்தியம் ந வதிஷ்யாமி இதி சோரக பிரதிஞ்ஞாம் மகாபாக ஹே மகாபாக மகாபுருஷரே ஏதத் க்ஷணம் ஆரம்பிய க்ஷணம் ஏத்தத்துங்கிறது என்னது ஏதத் க்ஷணம் ஃப்ரம் திஸ் செகண்ட் ஆரம்பிய அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆ ரப்பு லப்பு சரியா இந்த க்ஷணம் ஆரம்பித்ததுல இருந்து அசத்தியம்னு வதிஷ்யாமினா போய் சொல்ல மாட்டேன் சரியா இதி சோரக என்று திருடனானவன் பிரதிஜாம் அப்படின்னா ப்ராமிஸ் சத்தியத்தை கிருத்தவான் செய்தான் கிருத்தவானும் உங்களுக்கு எது மாதிரி இது மாதிரி கிருத்தவான் மாதிரியே ஒரு ஒரு ரூபம் பார்த்தோமே நம்ம இப்போ இந்த கிளாஸ்ல தவத்து தவத்து தவத்து கரெக்ட் இதே மாதிரி ஒரு ரூபம் பார்த்தோமே இங்க உக்தவான் உக்தவான் பார்த்தோம் பாருங்க உக்தவான் சரியா கிருத்தவான் அப்படின்னா செய்தான் பிரதிஜையை அகரோத்து இத்தியர்த்தா கிருத்தவான் இஸ் ஈக்குவல் டு அகரோத் ஓகேவா நீங்க கிருத்தவான் எழுதினா தப்பு கிடையாது கரோத்தி ஸ்மா அதை எழுதினாதான் எனக்கு பிடிக்காது அது வேண்டாம் அக்கரோத் எழுதுங்கோ இல்லைன்னா கிருத்தவான் எழுதுங்கோ சோ மகாபாக க்ஷணம் ஏத்தது ஆரம்பிய அசத்தியம் ந வதிஷ்யாமி இது சோரக பிரதிஜாம் கிருத்தவான் ஓகேவா இதோட இந்த கிளாஸை நான் முடிக்கிறேன்